லிப்ரியாஃபிஸ் பேஸ் மீதான ஸ்போக்கன் டியூட்டோரியல் நல்வரவு இந்த டியூட்டோரியல் நாம் கற்க போவது மற்ற டேட்டா சோர்ஸ்களை களை அணுகுதல் odb டேட்டாபேஸ் களை பதிவு செய்தல் டேட்டா சோர்ஸ் காணல் டேட்டா சோர்ஸ் பயன்படுத்துதல் பேஸில் மற்ற டேட்டா சோர்ஸ்களை எப்படி அணுகுவது LibreOffice பேஸ் டேட்டாபேஸ் களை தவிர வேறு டேட்டா சோர்ஸ் களையும் அணுக அனுமதிக்கிறது இது மற்ற LibreOffice டாக்குமென்ட் களின் இணைப்பு கொடுக்கவும் அனுமதிக்கிறது உதாரணமாக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் அல்லது ஒரு எளிய டெக்ஸ்ட் டாக்குமென்ட் ஐ LibreOffice Base னுள் இருந்து அணுக முடியும் பின் அவற்றை லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் document னுள் இணைப்பு கொடுக்கவும் லிப்ரியாஃபிஸ் கால்க் ஐ பயன்படுத்தி ஒரு உதாரண ஸ்ப்ரெட்ஷீட் ஐ உருவாக்குவோம் ஸ்டார்ட் மேனு ஆல் புரோகிராம்ஸ் ல் சொடுக்கி பின் லிப்ரியாஃபிஸ் சூட் மேனு ஐ திறக்கவும் அல்லது லிப்ரியாஃபிஸ் ஏற்கனவே திறந்திருந்தால் புது ஸ்ப்ரெட்ஷீட் ஐ திறக்க பைல் நியூ பின் ஸ்ப்ரெட்ஷீட் இல் சொடுக்கவும் இப்போது இந்த ஸ்ப்ரெட்ஷீட் இல் இமேஜ் இல் காட்டியபடி சில உதாரண டேட்டா வை எழுதலாம் இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஐ ஒரு டைரக்டரி இடத்தில் லைப்ரரி மெம்பர்ஸ் என சேமிப்போம் உதாரணத்தில் இந்த file ஐ பயன்படுத்த வேண்டியிருப்பதால் சேமிப்பு இடத்தை நினைவில் வைப்போம் கால்க் விண்டோவை வை மூடுவோம் சரி Base பேஸ் இருந்து இந்த ஸ்ப்ரெட்ஷீட் ஐ எப்படி அணுகுவது என பார்க்கலாம் அதற்கு விண்டோஸ் ஸ்டார்ட் மெனுவில் இருந்தோ அல்லது LibreOffice ஏற்கனவே திறந்திருந்தால் பைல் நியூ பின் டேட்டாபேஸ் இல் சொடுக்கியோ பேஸ் ஐ திறக்கவும் இப்போது இது டேட்டாபேஸ் விசார்ட் ஐ திறக்கிறது இங்கே connect to an existing database ஐ சொடுக்கவும் பின் drop டவுன் இல் சொடுக்கவும் இந்த லிஸ்ட் இல் பேஸ் அணுகக்கூடிய பல்வேறு டேட்டாபேஸ் சோர்ஸ் களை கவனிக்கவும் இங்கே ஸ்ப்ரெட்ஷீட் இல் சொடுக்கவும் பின் நெக்ஸ்ட் பட்டன் இப்போது ப்ரோவ்ஸ் பட்டன் ஐ பயன்படுத்தி நாம் ஏற்கனவே சேமித்த ஸ்ப்ரெட்ஷீட் இடத்தை கண்டுபிடிக்கவும் ஸ்ப்ரெட்ஷீட் க்கு பாஸ்வேர்ட் இருந்தால் அதையும் நாம் கொடுக்க வேண்டும் இங்கே அது தேவையில்லை நெக்ஸ்ட் பட்டன் இல் சொடுக்குவோம் இப்போது ஸ்ப்ரெட்ஷீட் ஐ ஒரு டேட்டா சோர்ஸ் ஆக பதிவு செய்வோம் பின் open it for editing finish button இல் சொடுக்கவும் இங்கே ஒரு டேட்டாபேஸ் பெயரை கொடுப்போம் டைப் செய்வோம் library members save AS type ஐ கவனிக்கவும் இது சொல்வது ஒடிஎஃப் டேட்டாபேஸ் இந்த இடத்தில் அது odb ஸ்ப்ரெட்ஷீட் ஆக அதே இடத்தில் சேமிக்கவும் ஸ்ப்ரெட்ஷீட் ஐ பேஸ் ல் ஒரு டேட்டா சோர்ஸ் ஆக பதிவு செய்துள்ளோம் இப்போது மெயின் பேஸ் விண்டோ ல் இருக்கிறோம் இங்கே இடப்பக்க பேனல் ல் டேபிள்ஸ் இக்கான் ஐ சொடுக்கவும் டேபிள்ஸ் ல் கவனிக்கவும் ஷீட் 1 ஷீட் 2 மற்றும் ஷீட் 3 ஷீட் 1 ஐ திறக்க அதில் டபுள் கிளிக் செய்யவும் ஸ்ப்ரெட்ஷீட்டில் இருந்து டேட்டா உள்ளது இப்போது ஸ்ப்ரெட்ஷீட்டை ஐ அணுகும் மெத்தடுடன் உடன் நாம் எந்த மாற்றத்தையும் இங்கிருந்து ஏற்படுத்த முடியாது இங்கிருந்து நம்மால் டேட்டாவை பார்க்கலாம் அல்லது வரிகளை உருவாக்கி ஏற்கனவே இருக்கும் டேட்டா பொறுத்து ரிப்போர்ட் செய்யலாம் எனவே மாற்றங்கள் நேரடியாக ஸ்ப்ரெட்ஷீட் இலேயே செய்யப்பட வேண்டும் odb டேட்டாபேஸ் களை பதிவு செய்தல் odb டேட்டாபேஸ் களை உருவாக்கக்கூடிய openofficeorg போன்ற மற்ற புரோகிராம் கள் அங்கே உள்ளன இவைகளை லிப்ரியாஃபிஸ் பேஸ் னுள் பயன்படுத்த முதலில் அவற்றை பேஸ் னுள் பதிவு செய்ய வேண்டும் எந்த odb டேட்டாபேஸ் ஐயும் பதிவு செய்ய பேஸ் ஐ திறந்து டூல்ஸ் மேனு பின் ஆப்ஷன்ஸ் லிப்ரியாஃபிஸ் பேஸ் மற்றும் டேட்டாபேஸ் ஐ தேர்வு செய்ய வேண்டும் ரிஜிஸ்டர்ட் டேட்டாபேஸ் க்கு கீழ் நியூ ஐ சொடுக்கவும் டேட்டாபேஸ் உள்ள இடத்தை கண்டுபிடிக்க ப்ரோவ்ஸ் செய்து ரிஜிஸ்டர்ட் நேம் சரியாக உள்ளதா எனவும் உறுதி செய்க பின் OK வை சொடுக்குவோம் LibreOffice இல் டேட்டா சோர்ஸ் களை எப்படி வியூ செய்தல் என அறியலாம் அதற்கு பேஸ் இல் பதிவு செய்த உதாரண ஸ்ப்ரெட்ஷீட் ஐ கருதுவோம் இப்போது இதை லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் அல்லது கால்க் இல் பயன்படுத்தலாம் உதாரணமாக லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் இனுள் இதை எப்படி வியூ செய்வது என பார்க்கலாம் பேஸ் விண்டோ விலிருந்து ரைட்டர் ஐ திறப்போம் அதற்கு பைல் நியூ பின் டெக்ஸ்ட் டாக்குமென்ட் இல் சொடுக்குவோம் இப்போது ரைட்டர் விண்டோ வில் இருக்கிறோம் கிடைக்கும் டேட்டா சோர்ஸ் களை பார்க்க மேலே வியூ மேனு வில் சொடுக்கி டேட்டா சோர்சஸ் ஐ சொடுக்கவும் மாற்றாக ப்4 கே ஐ அழுத்தலாம் மேல் இடப்பக்கம் இப்போது நாம் உருவாக்கிய லைப்ரரி மெம்பர்ஸ் உட்பட பதிவு செய்யப்பட்ட டேட்டாபேஸ் களின் பட்டியலைப் பார்க்கிறோம் டேட்டாபேஸ் ஐ பார்க்க டேட்டாபேஸ் பெயரின் இடப்பக்க கூட்டல் குறியை சொடுக்கி இதை விரிவாக்குவோம் பின் டேபிள்ஸ் ஐ விரிவாக்குவோம் இங்கே ஷீட் 1 2 மற்றும் 3 ஷீட் 1 ல் சொடுக்குவோம் ரைட்டர் விண்டோ வின் மேல் வலப்பக்கத்தில் நம் டேட்டா உள்ளது நம் உதாரண ரைட்டர் document இந்த டேட்டாவை எப்படி பயன்படுத்துவது என பார்க்கலாம் சரி மேலே டேபிளில் இருந்து அனைத்து டேட்டாவையும் பயன்படுத்த நினைத்தால் முதலில் அங்கே அனைத்து ரெக்கார்ட்களையும் தேர்வோம் அதற்கு முதல் ரெக்கார்டில் முதல் காலமின் இடப்பக்க கிரே செல்லை சொடுக்கவும் பின் Shift key ஐ அழுத்திக்கொண்டு கடைசி ரெக்கார்ட் முதல் கோலம்ன் இடப்பக்க கிரே செல் ஐ சொடுக்கவும் எல்லா டேட்டா களும் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன இதை கீழே ரைட்டர் டாக்குமெண்ட்டுக்கு க்கு சொடுக்கி இழுத்து விடுவோம் அடுத்து இன்சர்ட் டேட்டாபேஸ் காலம்ஸ் தலைப்புடன் ஒரு pop-up window வை பார்க்கிறோம் அதனால் இங்கே மேலே டேபிள் ஆப்ஷன்ஸ் ஐ சொடுக்குவோம் பின் இடப்பக்கத்தில் இருந்து வலப்பக்க பட்டியலுக்கு எல்லா பீல்ட் களையும் நகர்த்த டபிள் அரோவ் பட்டன் ஐ சொடுக்கவும் இங்கே பல்வேறு தேர்வுகள் இருப்பதை கவனிக்கவும் இப்போது ஒக் பட்டன் ஐ சொடுக்குவோம் இங்கே டாக்குமென்ட் இல் டேபிள் இன் மொத்த டேட்டா வும் உள்ளன அடுத்து தனிப்பட்ட பீல்ட் களை எவ்வாறு உள்நுழைப்பது என பார்க்கலாம் ரைட்டர் document இன் மேலே சென்று Enter கே ஐ இருமுறை அழுத்தலாம் மீண்டும் மேல் இடப்பக்கம் செல்வோம் இங்கே டைப் செய்வோம் மெம்பர் நேம் கோலோன் பின் மேல் வலப்பக்கம் உள்ள டேட்டா சோர்சஸ் ஏரியா வில் நேம் கோலம்ன் இல் சொடுக்குவோம் இப்போது நாம் டைப் செய்த டெக்ஸ்ட் க்கு அடுத்து இதை சொடுக்கி இழுத்து விடவும் பின் tab கே ஐ அழுத்தி டைப் செய்க போன் நம்பர் கோலன் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும் இல்லையா மேலே இருந்து போன் கோலம்ன் ஐ சொடுக்கி இழுத்து நம் டெக்ஸ்ட் க்கு அடுத்து விடுவோம் முதல் ரெக்கார்ட் இடப்பக்கம் கிரேஸ்கேல் ஐ சொடுக்குவதன் மூலம் அதை முன்னிலை படுத்துவோம் பின் டேட்டா டோ பீல்ட்ஸ் இக்கான் ஐ சொடுக்குவோம் இது மேலே டேபிள் டேட்டா டூல்பார் இல் பார்மேட்டிங் டூல்பார் க்கு கீழே கிடைக்கும் மேலே டேபிள் ன் டேட்டா இப்போது ரைட்டர் document ல் இருப்பதை கவனிக்கவும் மற்றொரு ரெக்கார்ட் கொண்டு வர வேறொரு ரெக்கார்ட் ஐ முன்னிலைப்படுத்தி டேட்டா டோ பீல்ட்ஸ் இக்கான் ஐ மீண்டும் பயன்படுத்த வேண்டும் டேட்டா சோர்ஸ் களை லிப்ரியாஃபிஸ் டாக்குமென்ட் னுள் பயன்படுத்துவதைக் கற்றோம் இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் இல் ஆக்செசிங் அதர் டேட்டா சோர்சஸ் மீதான இந்த டியூட்டோரியல் முடிகிறது இதில் நாம் கற்றது மற்ற டேட்டா சோர்ஸ் களை அணுகுதல் odb டேட்டாபேஸ் களை பதிவு செய்தல் டேட்டா சோர்ஸ் களை காணல் ரைட்டரில் இல் டேட்டா சோர்ஸ் களை பயன்படுத்துதல் ஸ்போக்கன் டியூட்டோரியல் பாடங்கள் டாக் டோ ஆ டீச்சர் திட்டத்தின் முனைப்பாகும் இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய MHRD இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறது மேலும் விவரங்களுக்கு spoken hyphen tutorial dot org slash NMEICT hyphen intro தமிழாக்கம் பிரியா நன்றி